மகளா நீ இரம்மா உள்ளூர் மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டு வந்தவளே என்ன வளர்த்த ஓங்கதைய சிறுகவியா எழுதுறம்மா மூணு பேரு கால் நீட்டி புரண்டு படுக்க முடியாத நீ புகுந்த வீடு நாம் பிறந்த கூடு நெத்தி கண்ணம் காலு கையி வட்ட வட்ட கருப்பு பொட்டு வச்சு வச்சு அழகு பார்க்க உங்க அண்ணே என் மாமன் ஓடியாந்து பார்க்கையில வெக்கத்துல தலை குனிஞ்சு முந்தானைக்குள் மறைச்சாயே அடிக்கடி காய்ச்சல் வர குடிச்சபாலு வாந்தி வர மாரியாத்தா கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தாயே பள்ளிக்கூடம் சேர்க்கையில அம்மான்னு நாளுக முட்டுச்சந்து ஓர நின்னு முக்கி முக்கி அழுதாயே பத்தாம் வகுப்புலனா பெயிலாயி நிக்கையில அம்மா இருக்கேன்னு ஆறுதல் சொன்னாயே பொட்ட புள்ள பொக்கலன்னு பொத்தி பொத்தி என்ன வளர்த்த ஆட்ட வித்து ஆறு பவுனில் செயின் எடுத்து மாட்டிவிட்ட அப்பா ஒன்னு அடிச்சதில்ல ஆனாலும் நீ அழுவ எதுக்குன்னு கேட்கையில நெஞ்சோட அணைச்சுக்குவ ஒரு வார்த்தை பேசாம ஓவியமா வளர்த்துப்புட்டேன் வர்றவ எப்படியோ அதை நினைச்சு அழுகிறேன்னு தலகோதி தூங்க வைப்ப என் கால் மாட்டில் தலை காலேஜ் போகையில தினந்தோறும் பணம் தருவேன் உன் வேர்வவாட பட்டுப்பட்டு சுருண்டிருக்கும் அந்த பணம் செலவழிக்க மனம் வருமா செலவழிச்சா நலம் பெறுமா அஞ்சாறு விருது வாங்கி மேடையேத்தி பார்க்கையில ஓ வைத்த நான் பார்ப்பேன் திரும்ப போய் படுத்துக்கொள்ள இருபத்தாறு வயசுலனா ஒன்ன பத்தி பாட்டெழுதி உலகம் பூரா ரேடியாவில் ஒளிபரப்பு ஆகையில கண்ண ரெண்டு வீங்க வீங்க கட்டி முத்தம் தந்தாயே உன் செல்ல மகன் வரங்கேட்டா மறுக்காம தருவாயா சவரியம்மா பெத்தெடுத்த மரிய செல்வம் ஓம்பேறு இந்த மரிய செல்வம் மறிக்கொழுந்தா என் மகள் வடிவில் வந்துடணும் என் சாவில் உன் கண்ணீரால் நல்லடக்கம் செஞ்சிடணும்